hi friends welcome to home treat இன்றைக்கி நான் பண்ணி காமிக்க போகிற ரெசிபி வந்து தினை வெண்பொங்கல் இதுக்கு தேவையான ஐட்டம் மூங் தால் பாசிப்பருப்பு இந்த இது பயிர் வந்து பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் டென் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு தெனை வச்சுருக்கேன் ஊற வச்சு தெனை வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராமும் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கேன் ஊறினனால கொஞ்சம் நல்லா இதாகி வந்திருக்கு உப்பி இருக்குது இதை நம்ம பாயில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்ச தினையும் பாசிப்பயிரும் போட்டு இதுக்கு வந்து தண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் விடணும் ஏன்னா நான் தினை வந்து டூ ஃபிஃப்டி கிராமும் பாசிப்பயிர் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் பக்கம் விட்டுருக்கேன் ஸோ இதுக்கு ஹாஃப் அ லிட்டர் நம்ம நல்லா தண்ணி விட்டு குழைவாக நல்லா வேக வச்சுக்கணும் ஹாஃப் லிட்டருக்கு நான் நல்லா தண்ணி விட்டுட்டேன் குழைவாக இது வந்து அஞ்சாறு விசில் நல்லா விடணும் ஹாஃப் லிட்டர் தண்ணி விட்டாச்சு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணி லிட்டு போட்டு அஞ்சாறு விசில் விட போகிறேன் நல்லா குழஞ்சி வேகட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தினப்பொங்கல் நல்லா குழைவாக வெந்துருச்சு இனி நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம இதை தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது பாருங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் குருமிளகு எங்கள் வீட்டில் ஃபுல்லாக போட்டால் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க அதனால் நான் கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன் இஞ்சி சீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது கருவேப்பிலை நம்ம நெய் ஊற்றி தாளிக்கிறத பார்க்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் கொஞ்சம் வெண்பொங்கல் குழந்தைங்க சாப்பிட்றது இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் சூடானோடனே நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு இது பண்ணிக்கலாம் நெய் உருகட்டும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுறேன் கொஞ்சம் வெடிக்கிற ஸ்டேஜில் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இனி சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட நான் முந்திரியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடைசியாக நான் வந்து குருமிளகு போடுறேன் ஏன்னா குருமிளகு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வரும் எல்லாம் தாளிச்சிட்டு நெய் கொஞ்சம் நான் நிறைய விட்டுருக்கேன் நல்லது தான் ஒரிஜினல் கவு நெய் வந்து கொலஸ்ட்ரால் கம்மி தான் மிச்ச எண்ணெய்களை விட இதை தாளித்து நம்ம இனி வெண்பொங்கல்லாம் போட வேண்டியது தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த இது வந்து cashew nut brown and brown colour வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் இட் இஸ் டன் தாளிச்சது நம்ம கொட்டி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கரெக்டான ஸ்டேஜு நல்லா வந்துருச்சு நல்லா பாயில் ஆகி இனி நம்ம இதை சர்வ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு நான் இதுலேயே ஆல்ரெடி ஹாஃப் சால்ட் போட்டிருக்கேன் இனி வந்து சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணலாம் பாருங்கள் வெண்பொங்கல் தென வெண்பொங்கல் வித் சட்னி சாம்பார் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்